ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் அரவிந்த் அனல்குமார் அண்ட் யூஆர் வாட்சிங் அரவிந்த் டாக்ஸ் நம்ம இந்தியாவில் கோயில்களுக்குமே தனி சிறப்பு உண்டு அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில்கள்லாம் பாரம்பரியமும் கலாச்சாரமும் கலந்த ஒரு கலவையாக தான் இருக்கும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அந்த மாதிரியான ஒரு கோயில் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுவும் ஆயிரம் வருஷம் பழக்கமுள்ள கோயில் ஆயிரம் வருஷம் பழக்கமுள்ள கோயில்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிரதீஸ்வரா டெம்பிளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் இன்னைக்கு உங்கள் கூட பிரதீஸ்வரா டெம்பிளை பற்றியான பத்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் மொதல் விஷயம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பிரதீஸ்வரா டெம்பிள் வந்து ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது ராஜராஜ சோழனும் அவரோட தங்கை குந்தவையும் சேர்ந்து தான் இந்த கோயிலை கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த கோயில் வந்து ராஜராஜ சோழன் அண்ட் சோழ பரம்பரையோட ஒரு மிகப்பெரிய ஒரு ரத்தினமாகவே இந்த கோயில் வந்து திகழுது அந்த காலகட்டத்தில் அதுவும் ஆயிரத்தி பத்தாவது வருஷம் கட்டப்பட்ட கோயில் இன்னும் இந்த டூ தௌசண்ட் இப்போ டுவெண்ட்டி வரைக்கும் இன்னொரு ஆயிரத்தி பத்து வருஷமும் இப்போ வரைக்கும் நிலச்சிருக்குன்னா அது ஒரு அதிசயமாக தான் கருதப்படுது ரெண்டாவது விஷயம் என்னென்னா இந்த கோயிலோட மெயின் டேட்டின்னு சொல்கிறப்படுற சிவபெருமானோட பேர் வந்து முதல்ல ராஜராஜேஸ்வரா தான் அழைக்கப்பட்டிருந்தது மேபி ராஜராஜே சோழன் கட்டினதால் ராஜராஜேஸ்வரா அப்படின்ற பேர் வந்திருக்கும் அண்டு மராத்தாஸ் வந்து இந்த இடத்த இன்வேட் பண்ணும்போது அவங்க கொடுத்த பேர் தான் இந்த பிரகதீஸ்வரன் பிரகதீஸ்வரானா பெரிய ஈஸ்வரான் அர்த்தம் மூணாவது விஷயம் இந்த டெம்பிள் முழுக்க முழுக்கவே கிரானைட்டால் அதாவது கருங்கல்லால் செய்யப்பட்ட ஒரு டெம்பிள் இந்த இந்த காலகட்டத்திலே அதாவது மாடர்ன் டெக்னிக்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கிற காலகட்டத்திலே கட்ட முடியாத பில்டிங்கெல்லாம் இருக்குது ஆனால் அந்த காலகட்டத்திலே எதுவுமே இல்லாமல் வெறும் யானைகளையும் மனுஷங்களையும் மட்டும் யூஸ் பண்ணி கட்டணப்பட்ட இந்த கோயில் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது நாலாவதாக நம்ம பார்க்க போகிறது இந்த கோயிலில் இருக்கிற நந்தியை பற்றி இந்த கோயிலில் இருக்கிற நந்தி வந்து கர்ப்பகிரகத்தில் இருக்கிற சிவபெருமான நேராக நோக்கிய மாதிரியே இருக்கும் அண்ட் இந்த நந்தி வந்து எயிட்டி டன்ஸ் வெயிட்டுடைய ஒரு சிலை அண்ட் இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னா இந்த நந்தி வந்து முழுக்க முழுக்க ஒரு பெரிய பாறைக்கல்லால் செஞ்சப்பட்ட ஒரே ஒரு பாறைக்கல்லால் செஞ்சப்பட்ட நந்தி சிலை இது அஞ்சாவதாக நாம் பார்க்க போகிறது இந்த கோயிலோட விமானத்தை பற்றி விமானம்னா ஒன்றுமே இல்லை இந்த கோயிலோட கோபுரம் தான் இந்த கோயிலோட கோபுரம் வந்து இரநூறு அடி ஹைட்டில் கட்டப்பட்டிருக்கு அண்ட் இந்த கோபுரத்துக்கு சவுத் மேரு இல்லைன்னா தக்ஷண மேருன்னு இன்னொரு பேரும் இருக்குது இந்த கோபுரத்தோட மெயின் ஹைலைட் என்னென்னா இந்த கோபுரத்தோட நிழல் வந்து தரையில் படாது காரணம் என்னென்னு நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்கன்ற சர்ச்சஸும் நட நிறையவே நடந்திருக்கு இதுக்கான காரணம் என்னென்னா சன்லைட் வந்து நூன் டைமில் அதாவது ஆஃப்டர்நூன் டைமில் டேரெக்டாக அந்த கோபுரத்திலே வந்து அடிக்கிறதால அந்த கோபுரம் வந்து அந்த ஷேடோ வந்து அப்சர்வ் பண்ணுறதால நிழல் வந்து தரையில் படாது அப்படின்ற ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு எவிடன்ஸும் இதில் கோபுரத்தில் கோபுரம் பற்றியான கான்செப்டாகவே இருக்குது இந்த கோயிலோட ஆறாவது விஷயம் என்னென்னா இந்த கோயிலில் இருக்கிற இந்த கோயிலில் இருக்கிற ராஜராஜ நடராஜரோட சிலை வந்து ராஜராஜ சோழரோட பக்கத்தில் இருக்கிறது தான் இந்த கோயிலோட இன்னொரு ஆறாவதான விஷயம் இது வந்து சந்தேகமே இல்லாமல் ஒரு முதல்ல நடந்த ராயல் போர்ட்ரேட்டாகவே இந்த ஒரு விஷயம் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு ஏழாவதாக நம்ம பார்க்க போகிறது இந்த கோயிலில் இருக்கிற கல்வெட்டுகள் அதாவது இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா குஞ்சரமல்லன் பெருந்தச்சன் சொல்கிற ஒருத்தர் வந்து இந்த கோயிலுக்கு சீஃப் ஆர்கிடெக்டாக இருந்ததாகவும் அவரோட ஐடியாஸ் அண்ட் சஜஷன்ஸ்னால தான் இந்த கோயிலில் வந்து இவ்வளோ சிறப்பான அமைச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது அண்ட் அவரோட சக்ஸஸர் வந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த வாஸ்து சாஸ்திரா வாஸ்து அப்படின்னு சொல்கிற ஒரு சயின்ஸ் பேஸ்டான ஒரு தீங்கை வந்து இன்றைக்கி வரைக்கும் கேரி ஆன் பண்ணிட்டு வராங்க எட்டாவது விஷயம் என்னென்னா இந்த கோயிலில் இருக்கிற கார்விங்ஸில் இருக்கிற அந்த டான்ஸஸ் போர்ட்ரேட் தான் எட்டாவது விஷயம் எட்டாவது விஷயம் என்னென்னா இந்த கோயிலில் செதுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கார்விங்ஸ்லேயும் வந்து டான்ஸஸ் அதாவது நர்த்தகீஸோட ஒரு சிற்பம் மாதிரியான செதுக்கியிருக்காங்க அண்ட் இதில் வந்து ஒவ்வொரு கார்விங்கும் வந்து கரணாசுன்னு சொல்லப்படுது கரணாசுனால் கையையும் காலையும் ஒரே டைமில் சிங்க்ரனைஸ் பண்ணி செய்கிறப்ப ஒரு ஆர்ட் ஃபார்ம் அந்த ஆர்ட் ஃபார்மில் நூற்றி எட்டு ஆர்ட் ஃபார்ம் இருக்குது அதில் எண்பத்தி ஒரு ஆர்ட் ஃபார்ம் பற்றியான எண்பத்தி ஒரு கரணாஸ் வந்து இந்த கோயிலில் வந்து கார்விங்ஸாக செதுக்கப்பட்டிருக்கு இது வந்து அந்த காலகட்டத்தில் இந்த கோயிலில் வந்து டான்ஸர்ஸ் அண்டு டான்ஸு நடந்ததுக்கான ஒரு மிகப்பெரிய எவிடன்ஸ் கருதப்படுது ஒன்பதாவது விஷயம் என்னென்னா இந்த கோயிலில் இருக்கிற அண்டர் கிரவுண்ட் பேசேஜஸ் தான் இந்த கோயிலில் இருக்கிற அண்டர் கிரவுண்ட் பேசேஜஸில் வந்து மன்னர்களும் ராணிகளும் வந்து ரோம் பண்ணுறதுக்காக அதாவது சும்மா ஜஸ்ட் நடக்கிறதுக்காக யூஸ் பண்ண ஒரு பேசேஜ்னு கருதப்படுது அண்ட் இந்த டைமில் வந்து தீபாவளி அந்த ஃபெஸ்டிவல் டைம்லலாம் வந்து இந்த பேசேஜ் வழியாக தான் மன்னர்களும் மற்ற ராஜ பரம்பரை ஆள் ஆளாக லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இந்த கோயிலில் இருக்கிற மெயின் டேட்டி பிரகதீஸ்வரா சிவபெருமான் வந்து இந்த கோயிலில் லிங்க வடிவில் காட்சி தராரு அண்ட் இங்கே வர்ற ஒவ்வொரு மக்களும் வந்து அதாவது பக்தர்கள் வந்து ஒரு ப்ளசன்ட் ஃபீலிங்காக ஒரு ஸ்பிரிச்சுவலாக இருந்ததாகவும் அண்ட் தென் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அவங்களுக்குள்ளே ஏற்பட்டதாகவும் சொல்ல சொல்கிறாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பிரதீஸ்வரா டெம்பிளை பற்றியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை கேட்டிருப்பீங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சிருக்கோ அதை கீழே கமெண்டில் லீவ் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் this is bye bye from Aravind Anilkumar take care